வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை இப்போ நம்ம பார்க்க போகிறது டர்னிங் பார்டரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் வீடியோ பார்த்து இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பிடிச்ச சாரியை உங்களால் புக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாலும் ரொம்ப ஈஸியாக புக் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்க்குறீங்க பாடி ஆஃப் சரி உங்களுக்கு டபுள் ஷேடு பாட்டமில் மட்டும் உங்களுக்கு பார்டர் வருதுங்க க்ரீன் சரி எல்லோ அண்டு மெஜந்தா கலர் மிக்சிங்கில் இருக்குது பாடி ஆஃப் சாரி பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தாங்க புட்டாஸ் இருக்குது sari number three four one இதுக்கு முன்னாடி பார்த்தது த்ரீ ஃபார்ட்டி இப்போ பார்க்குறது த்ரீ ஃபார்ட்டி ஒன் பலூன் blouse ink blue body of sari purple with black combination so black colour thread சாரியில் சில இடங்களில் விசிபிள் ஆகுங்க அண்டு எல்லா வீடியோலையுமே முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுறேங்க பேமெண்ட் ஆகட்டும் சாரியுடைய ப்ரைஸ் ஆகட்டும் இல்லை சாரியுடைய குவாலிட்டி எவ்ரி திங் எல்லாமே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே என்னென்னலாம் டவுட் வருமோ அந்த டவுட்டுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸில் சொல்கிறாங்க ஸோ ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் சிக்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஃபுல் கிளியராக இருக்குங்க ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற சாரீஸை வந்து நீங்கள் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் sari number three four two பழுவன் blouse grey colour body of sari green colour ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தாங்க புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம வந்து பியூர் சில்க் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீ அப்படின்னா இப்போ பார்க்குறது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா சாரியுமே வந்து பியூர் சில்க்கு தான் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம வந்து சில்க்கு பியூர் சில்க் யூஸ் பண்ணியிருக்கோம் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த ரெஃபரன்ஸ்க்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வீடியோ பார்த்துட்டு கூட செக் பண்ணலாங்க sari number three four three பல்லுவன் blouse maroon body of sari grey so கிரேங்கும் போது பிளாக் கலர் மிக்சிங் கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு சாரியில் நிறைய இடங்களில் விசிபிள் ஆகுங்க next sari sari number three double four body of sari green பல்லு அண்ட் ப்ளவுஸ் பர்பிள் இப்போ ஒரே பேட்டர்னில் பார்த்துட்ருக்கோம் அதில் மெயினாக இப்போ நம்ம பார்க்குறது ஃபிஃப்த்து கலர் சாரீ சேம் பேட்டர்னில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபிஃப்த்து கலர் சாரீ பார்க்குறீங்க இந்த சாரீஸில் வந்து டசல்ஸ் இல்லைங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்கன்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க சாரியோடைய price seven thousand two hundred rupees மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா நம்ம சென்ட் பண்ணுறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்தது அப்படின்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற சாரீ ப்ரைஸோட ஷிப்பிங் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணணுங்க சிங்கிள் சாரீ அப்படின்னா ஒரு ப்ரைஸ் வரும் இதே அடிஷ்னல் சாரீஸ் ஆட் ஆகும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் டிஃப்ரெண்ட் ஆகுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்குமே extra charges three hundred rupees இருக்குது சாரி புக் பண்ணும்போதே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்க body of sari navy blue பல்லு அண்ட் ப்ளவுஸ் கிரே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க ஸோ ஒரே பேட்டர்னில் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரே கோல்டு டெஸ்டட் சரி தான் வரும் கலர் மட்டும்தான் உங்களுக்கு மாறி மாறி வரும் next sari sari number three four six பல்லு and blouse purple body of sari ink blue and இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் சாரியுடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாரி கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தால் கூட தயவு செஞ்சு புக் பண்ண சொல்ல வேண்டாங்க ஏன்னா யாருக்கு அது வேணுமோ அவங்களுக்கு நம்ம புக் பண்ணணும்னு நினைக்கிறோம் sari number three four seven இது வந்து பேஸ்டல் ஷேடுங்க பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு ராமர் க்ரீன் பேஸ்டலில் வரும் பல்லுவன் ப்ளவுஸும் அதே மாதிரி தான் பிங்க்கில் பேஸ்டல் ஷேடில் வரும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரி புக் பண்ணுறதுனாலுமே அது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் அனுப்பிடுவோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் இந்த சாரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னா seven thousand two hundred plus three ஹண்ட்ரடுங்கிறது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த த்ரீ ஹண்ட்ரடை நீங்கள் முன்னாடியே பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய price seven thousand two hundred நீங்கள் பே பண்ணி பார்சல் வாங்கிக்கலாங்க sari number three four eight பல்லுவன் blouse red colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் இந்த பிங்க் வந்து வித் ரெட்டோட தான் மிக்ஸ் ஆகிருக்கும் next sari number three four nine next பேட்டனுங்க body of sari green pastel க்ரீனுங்க பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்சோ பேஸ்டல் க்ரே தான் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாடியில் வரக்கூடிய அந்த புட்டா வந்து சில்வர் ஜரியில் இருக்கும் டாப் சாரி பாட்டம் அண்டு பல்லுவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டு வரும் ப்ளஸ் அதில் இடையில சில்வரும் வருங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பியூர் சில்க்கு தான் தாராளமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் பாட்டமில் வரக்கூடிய அந்த பார்டர் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் டென் இன்ச்சஸ் இருக்குங்க பெரிய பார்டராக இருக்கும் sari number three five zero return policy பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க்கு ஸோ பியூர் சில்க்குக்கேற்ற டெக்ஸ்சர் தான் இருக்கும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது three five zero body of sari லேவண்டர்லேயும் பல்லுவன் blouse grey colour elephant grey கலரில் இருக்கும் பேஸ்டல் ஷேட் தாங்க இதுவுமே next three five one sari number three five one பல்லுவன் blouse grey colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் எல்லோவில் இருக்குங்க இதில் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் பிகாஸ் ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ஒன் பை ஒன்னாக தான் நம்ம ரீட் பண்ண முடியும் ரிப்ளை பண்ண முடியும் அப்படி நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா உங்களது ஓல்டு மெசேஜஸ்லேயே இருக்கும் அப்போ நம்ம சீக்கிரமாக பார்க்க முடியும் இதுவே கண்டினியூஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் மெசேஜ் போயிடும் நம்ம லேட்டாக தான் பார்ப்போம் லேட்டாக தான் ரிப்ளை கொடுக்க முடியும் அண்ட் அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய சாரி இல்லாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க அதை நம்ம நிறைய வீடியோஸ்லேயும் சொல்கிறோம் டைரெக்டாக கஸ்டமர் கேட்கும் போதும் மெசேஜஸ்லேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து தெரியாமல் அதை பண்ணுறீங்க ஸோ அதனால தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் sari number three five two body of sari navy blue பல்லு அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்டு uh, என்ன இருக்குன்னா பெய்ஜோட மிக்ஸ் ஆகிருக்கு பிளாக்கு பெய்ஜோட மிக்ஸ் ஆகிருக்கு பாடியில் வரக்கூடிய அந்த சின்ன புட்டா சில்வர் அண்டு காப்பரில் இருக்குங்க பல்லுவும் பாட்டம் போர்ஷனும் ஃபுல்லாகவே சில்வரில் இருக்குங்க sari number three five three இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ராயல் ப்ளூலையும் body of sari peacock blue அதாவது டபுள் ஷேடில் வருதுங்க இதில் என்ன அப்படின்னா பல்லுலேயும் அண்ட் பாட்டம்லேயும் சில்வர் சரியும் பாடியில் கோல்டு டெஸ்டட் சரியும் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்டு முக்கியமான விஷயம் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணவே கூடாது அண்ட் இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால கட்டாயம் கைத்தறி மார்க்ஸோட தாங்க வரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் எப்படி இருக்கும் இல்லை இது வரைக்கும் நீங்கள் வாங்கினதே இல்லை அந்த சாரீஸ் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா கைத்தறி பற்றி தெரியும் ஆல்ரெடி கைத்தறி சாரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க அதை யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வேறு வீடியோஸும் நிறைய பாருங்கள் அந்த சாரீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வேறு வீடியோஸ்லேயும் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீன்லேயும் பாடி ஆஃப் சேரீன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு அந்த பெய்ஜ் அண்டு பிளாக் காம்பினேஷனில் தான் இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குங்க இதுலேயும் பார்டர் உங்களுக்கு பெருசாகவே தான் வரும் sari number three double five பல்லுவன் blouse cream colour body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் ஷேடில் பேஸ்டல் பிங்க் மாதிரி வரும் இந்த சேரீயில் மட்டும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்லேயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் டாப்பில் உங்களுக்கு ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் மட்டும்தான் வரும் அதில் புட்டா மட்டும் இருக்கும் பாட்டமில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரிங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஐன் சரிங்க சில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்கு தாராளமாக நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சில வீடியோவில் நம்மளே லாஸ்ட்டில் வந்து செக் பண்ணியும் காட்டுறோம் நிறைய சாரீஸ் காட்டும்போது லாஸ்ட்டில் செக் பண்ணி காட்டணும் அப்படின்னா வீடியோவோட லென்த் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால எல்லா வீடியோஸ்க்கும் நம்ம காட்டுறது இல்லைங்க sari number three five six இதுலேயும் ஃபுல்லாக சில்வர் டெஸ்டட் சரி இது வந்து ஒரு டபுள் ஷேட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் வருதுங்க பாடி ஆஃப் சாரீ வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் அண்டு என்ன கலர் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க்குன்னு சொல்லலாங்க இல்லை பீச் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் வருங்க எக்ஸாக்டாக அந்த கலர் வந்து டிஃபைன் பண்ண முடியல என்னால் ஆனால் டோன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்க் அண்டு க்ரீன் இந்த ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு டபுள் ஷேடில் வருது எப்போவுமே கலரை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ வீடியோ கம்பேர் பண்ணிடுங்க ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது ஃபோட்டோவில் கண்டிப்பாக எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க டிஃப்ரென்சஸ் வரதாங்க செய்யுது அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் பாருங்கள் அப்படின்னு sari number three five seven பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கொஞ்சம் இதுவுமே பேஸ்டல் ப்ளூ மாதிரி தான் வரும் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்குங்க ஸோ இந்த சேரீயில் பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் அதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி டசில்ஸ் போட்டதுனால ஜாயின்மெண்ட்டும் பண்ணி வச்சுருக்குறோங்க எண்டில் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சாரீஸ் எல்லாமே டர்னிங் ஒர்க் இருக்கக்கூடிய pure silk sari seven thousand two hundred rupees வரக்கூடிய இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க டேமேஜுக்கு மட்டும்தான் ரிட்டனே தவிர கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் இல்லைங்க ப்ரீபேமெண்ட்டுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் முன்னாடியே நீங்கள் பே பண்ணணும் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இதுதான் சில்க் மார்க் ஸ்டிக்கர் இதோட தான் உங்களுக்கு வரும் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்